மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை இதோ உங்களுக்காக இந்த வாரத்திலும் உங்களோடு கூட இன்னொரு சுவாரஸ்யமான இந்த பயணத்தினுடைய காரியங்களை குறித்து நான் பேசப்போகிறேன் இந்த மாதத்தில் நாம் என்ன சொல்லியிருக்கிறோம் அன்பு கூறுகிற மாதம் என்ன மாதம் இது யாரில் தேவனில் அன்பு கூறுகிற மாதம் எத்தனை பேர் அதை கடைபிடிச்சு இதுவரைக்கும் கேட்ட செய்திகளில் நான் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் எல்லாரும் ஒரு மகிமைப்படுத்துவோமா இந்த வாரத்தினுடைய செய்தியில் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் நான் இன்னும் உற்சாகத்தோடு கூட உங்களோடு கூட பகிர்ந்து உங்களோடு கூட கொண்டாடும்படியாக நான் காத்திருக்கிறேன் இந்த செய்தியின் நடுவில் நாம் ஒவ்வொரு காரியத்தை குறித்து கொண்டாடுகிற ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம் அதனால் யாவரும் நீங்கள் கொண்டாட்டத்துக்கு ஆயத்தமாக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் ஐ ஆல் ரெடி தேங்க்யூ செய்தி இந்த நான்காவது வாரத்தில் நான் உங்களோடு கூட பேச போகிறது என்னவென்றால் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அவைகள் என்ன அல்லது தன்னில் அன்பு கூறுகிறவர்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணினவைகள் என்ன என்பதை நாம் வாசிக்கப்போம் நாம் படிக்க போகிறோம் உங்களோடு கூட நான் பேச போகிறேன் அதுக்கு முன்பாக இந்த மூல வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போமா ஒன்னு குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிப்போம் ஒன்று குறைந்தர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நாம் இந்த மூல வசனத்தை வைத்து இந்த மாதம் தேவனில் அன்பு கூறுகிற மாதம் என்பதை பிரகடனப்படுத்தி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அடுத்த வருஷம் வாசிங்க ஓகே சோ இங்கு ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்னபடுமாய் தேவன் தம்மில் ஆயத்தம் அன்புக்குறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண்கள் காணவில்லை காதுகள் கேட்கவில்லை மனுஷனுடைய இருதயத்துல தோன்றவும் இல்லை என்ற ஒரு பெரிய ரகசியத்தை அல்லது ஒரு பெரிய அற்புதமான ஒரு வார்த்தையை இங்கு வைத்திருக்கிறார் இதில் இருக்க நம்பிக்கை என்னன்னா அப்ப தேவன்ல அன்பு கூறுகிற ஒரு கூட்டம் உண்டு அவர்களுக்கு தேவன் ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணிக்கிறார் அந்த ஆயத்தம் பண்ணினவர்களை ஒரு சிலரால் பார்க்க முடியவில்லை கேட்க முடியல உணர முடியல அது என்ன என்பதை தான் நாம் இந்த வசனத்தை டீ கோட் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான வாலிப தம்பி தங்கச்சிகளே சகோதர சகோதரிகளே ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்க தேவண்ட பிள்ளைகளே தேவனில் அன்பு கூறுகிறது என்பது கடினமானது அல்ல நான் உங்களுக்கு ஏற்கனவே விளக்கியிருக்கேன் ஒரு பிள்ளை தன் தாய் இவர்கள்தான் என் தகப்பன் இவர்கள் தான் என்று யாரும் சொல்லிக் கொடுக்காமல் உணர்வுபூர்வமாக எப்படி தெரிகிறதோ தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு தேவனை நேசிப்பது என்பது அவனுக்குள் உண்டான ஒரு உணர்வாக தேவன் அவனை படைத்திருக்கிறான் அந்த உணர்வை அப்போ சிதைக்கும்படியாக தான் இங்க ப்ராப்ளம் என்ன என்பது தேவனில் அன்பு கூறுவது ப்ராப்ளம் அல்ல எங்க ப்ராப்ளம் இருக்கு நீங்கள் ஒரு காரியத்தை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் அன்பு கூற முடியும் நீங்கள் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீர்களோ அந்த அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் அன்பு கூற முடியும் இதை நான் உங்களுக்கு உதாரணத்தோடு கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எத்தனை பேருக்கு பிரியாணி பிடிக்கும் ஓகே <laughs> ஸோ உங்களுக்கு பிரியாணி கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அறிஞ்சிருக்கீங்க யூ லவ் இட் ஆனால் நான் நான் இன்னொரு நாள் கேட்டிருந்தேன் எத்தனை பேருக்கு ஜபுட்டி காபா பிடிக்கும் ஆன்சர் வரல ஏன் பிகாஸ் யூ டோன்ட் தட் நீங்கள் அறியாததை நீங்கள் நேசிக்க முடியாது அப்ப தேவனில் நேசிப்பது என்பதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் உணர்வா உணர்ச்சிகளா முடிவா is it a feeling is it emotional thing or is it a decision is it a decision ஹalleluya நாம் டெசிஷன் எடுத்து தேவனை நான் நேசிக்கிறேன் என்னுடைய முடிவது என்பதை அறிந்திருந்து நேசிக்கிறது மிகவும் மிகவும் உன்னதமான ஒரு நிலவரமாக இருக்கு சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படி முடிவெடுத்து நேசிக்கிற அந்த பிள்ளைகளுக்காக தேவன் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அவருடைய கண்கள் காணவில்லை காதுகள் கேட்கவில்லை அவருடைய இறுதியத்தில் உணரவில்லை அதற்கான காரணத்தை என்ன என்பதை குறித்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தேவனுடைய ஞானத்தை மனுஷன் ஞானத்தினால் தேடும் பொழுது மனுஷன் அவங்கள ராங்கான இடத்துல ராங்கான டெஸ்டினேஷன்ல அல்லது குழப்பத்திலும் கலக்கத்திலும் பயத்திலும் போய் முடிவடைகிறதை நாம் இன்றைக்கு உலகத்தில் பல காரியங்களில் நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த வசனத்தினுடைய கருத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு கூட்டத்தாருக்கு அவருடைய கண்கள் காணாததையும் காதுகள் கேட்காததையும் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றாததையும் ஆண்டவர் நமக்கோ என்ன பண்ணிருக்கிறாராம் பரிசுத்த பவுல் அங்கு சொல்லுகிறார் நமக்கோ ஆவியினால் தேவன் அதை என்ன பண்ணிருக்கிறாரு எவ்ரி ஒன் இஸ் செலிப்ரேட்டிங் எத்தனை பேர் அந்த கூட்டத்தில் இருக்கிறோம் வெளிப்படுத்தப்பட்ட கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம் வெளிப்படுத்தப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோம் என்றால் நாம் தேவனில் அன்பு கூறுகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்ன கேட்கிற அருமையான வாலிப செல்வங்களை தம்பி தங்கச்சிகளை சகோதர சகோதரிகளை இந்த நாளில் கூட அந்த ஆயத்தம் பண்ணினவைகளை குறித்து நாம் கொண்டாடுகிற ஒரு நேரத்துக்குள்ளாக நான் உங்களை கொண்டு போக போகிறேன் ஏனென்றால் நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம் இந்த நவீன உலகத்தில் உண்மையான தேவனை நேசிப்பது சாத்தியமா தேவனை எப்படி நேசிப்பது அல்லது தேவன் அவர்கள் அன்பு அவர் என்ன விசேஷப்படுத்தியிருக்கிறார் அதனுடைய நேச்சர் என்ன அதனுடைய ரிலேஷன்ஷிப் என்ன அதனுடைய சோர்ஸ் எங்கிருந்து வருகிறது என்பதை குறித்து கடந்த காரியங்களில் நான் உங்களோடு கூட பேசியிருந்தேன் நீங்கள் அவைகளை கேட்டு பிரயோஜனமாக இருப்பீர்கள் பட் இந்த செய்தியில் நான் உங்களோடு கூட அல்லது நாம் எல்லாரும் சேர்ந்து கொண்டாட போகிறது நமக்காக நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினவர்களை நாம் அறிந்து கொண்டாட போகிறோம் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க என்ன thank you Yes, we are going to celebrate today. The first and foremost, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முதல் காரியம் இந்த உலகத்துடைய கண்களுக்கு தெரியாததும் காதுகளுக்கு கேட்காதும் மனுஷனோட உறுதியத்தில் உணராத ஒரு காரியத்தை முதலாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் ஒரு ஒரு இருந்து ஐந்து காரியத்தை மட்டும்தான் நம் நம்மால் பார்த்து நாம் கொண்டாட முடியும் அடுத்த வாரத்தில் இன்னும் அதிகமான காரியங்களும் பார்த்து நாம் கொண்டாட ஆயத்தமாகுவோம் முதல் காரியம் இந்த கூட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு அனுக்கிரகிக்கப்பட்ட ஒரு பெரிய காரியம் உலகத்துக்கு அது மறைக்கப்பட்டு தான் இருக்கிற காரியம் தான் பத்தாம் வசனத்துல வாசிக்கிறோம் வாசிக்கம் பார்க்கலாம் மறுபடியும் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறோம் பத்தாம் வசனத்துல நமக்கோ ஆவியினால் தேவன் அதை என்ன பண்ணிருக்கிறாரு விளங்க பண்ணிருக்கிறார் வெளிப்படுத்தி என்று சொல்லி பன்னிரெண்டாம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் ஆ ம் ஆ ஆ தேவனிடத்தில் புறப்படுகிற கமான் எவ்ரி ஒன் தேவனத்தில் புறப்படுகிற ஆவியை பெற்றும் அந்த ஆவியானவர் இந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் இந்த ஆவியை உலகம் பெறாததுனாலதான் அவர்கள் உலகத்தின் ஆவியை பெற்றபடியினால அவர்களுடைய கண்களுக்கு இவைகள் எல்லாம் மறைக்கப்பட்டதாக இருக்கிறது அவருடைய காதுகளுக்கு அது அடைக்கப்பட்டதாக இருக்கிறது அவருடைய இறுதியும் உணரக்கூடாத செத்ததாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் நீங்கள் என்னுடைய எத்தனையோ நண்பர்கள் அல்லது இந்த உலகத்தில் நாம் பார்த்து பிரமிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்கல்ல நல்ல நல்ல பிள்ளைகள் இருக்காங்க நல்ல தோழர்கள் இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்க படித்தவர்கள் இருக்காங்க அவர்களுக்கு நான் சில நேரத்தில் யோசிப்பேன் ஏன் இவர்களுக்கு இதை வெளிப்படுத்தப்படலை ஏன் இவர்களுக்கு இதை தெரிவிக்கவில்லை நமக்கு ஆண்டர் இதை வெளிப்படுத்தியிருக்கிறாரே என்று நினைக்கும் பொழுது நான் நிச்சயமாக அநேக தினமும் அதை யோசித்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு அதனுடைய பதில் என்னென்றால் நாம் அந்த ஆவியை பெற்றிருக்கிறோம் நாம் என்ன பெறவில்லை உலகத்தின் ஆவியை பெற அடுத்த வருஷம் என்ன வாசிக்கிறோம் சொல்லுங்க சொல்லுங்க யார் போதிக்கிற வார்த்தையினாலே பரிசுத்தாமி போதிக்கிற வார்த்தையினாலே ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காட்டுகிறோம் அல்லது அப்ப பரிசுத்தாவி நம்ம என்ன பண்றாரா போதிக்கிறவராக இருக்கிறார் அவரை இந்த உலகம் என்ன பண்ணவில்லை காணவில்லை கேட்கவும் இல்லை அறியவும் இல்லை உணரவும் இல்லை ஆனால் நமக்கோ இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகர் என்ற அறிவிக்கிற ஒவ்வொருத்தரும் பரிசுத்தாவி இல்லாமல் அவர்களால் சொல்ல முடியாது சில பெண்டுகாசல் பீப்புள் ஒரு காரியத்தை தவறாக சொல்லுகிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம் அன்னி பாஷை பெற்றிருக்கியா அப்பதான் பரிசுத்தாவை பெற்றிருக்க நிறைய பேர் நீங்க அதை கேட்டிருப்பீங்க அன்னி பாஷை பேசுறியா இல்லையா பரிசுத்தாவை பெறல No, there is no evidence in the Bible பரிசுத்தாவியை பெறுவதற்கு அந்நிய பாஷையை பேசித்தான் ஆக வேண்டும் என்றதல்ல பரிசு அந்நிய பாஷை கண்டிப்பாக தேவனுடைய ஒரு ஈவு வரம் ஆவியினுடைய செயல்பாடு ஆனால் பரிசுத்தாவியை பெறுவது என்பது தேவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மாபெரும் காரியம் அந்த ஆவியானவர் தான் நமக்கு என்ன பண்றார் போதித்து அந்த காரியங்களை நமக்கு விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார் இந்த ஆவியானருக்கு பல பரிணாமங்கள் இருக்குல்ல இவருடைய பேர் என்ன சத்யாவி வெரி குட் அவர் வந்து என்ன பண்ணுவாரா சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துவார் வழி நடத்துகிறவர் அவர் இன்றைக்கு இந்த உலகத்தில் அதிகமாக ஒதுக்கப்படுகிற அதிகமாக கண்டு கொள்ளப்படாத ஒரு important V V V V விஐபின்னா அது யார் சொல்லுங்க பார்க்கலாம் பரிசுத்தாவியானவர் தான் ஆனா அன்பார்ச்சுனேட்டா தேவ ஜனங்களும் அறிந்தவர்களும் அவரை அவரை அவரை சரியாக கண்டு கொள்வதில்லை ஏன்னா அவர் கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுமா நான் போவது உங்களுக்கு நலமா இருக்கும் ஏனென்றால் நான் போன பின்பு உங்களை தேற்றுகிற ஒரு தேற்றுவாளனை அனுப்ப போகிறேன் அவர் வந்து உங்களை சத்தியத்துக்குள்ள நடத்துவார் அவர் உலகத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கும் கண்டித்து உணர்த்துவார் அவர் உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்களுக்கு என்னுடையவர்களிருந்து எடுத்து பேசுவார் ஞாபகப்படுத்தி சொல்லுவார் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு பலன் கொடுப்பார் அவர் தான் பரிசுத்தாவியானவர் என்று சொல்லி இந்த பரிசுத்தாவியானவர் கொண்டு வந்தார் alleluia on. He is a gentle spirit of God. Is a revealer of things அவர் காரியங்களை வெளிப்படுத்துகிறார் ஞாபகப்படுத்தி காட்டுறார் நீங்க மறந்தீங்கன்னா கூட ஞாபகப்படுத்தி காட்டு ஒரு முறை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழுல நமக்கு ஒரு வெள்ளம் வந்ததுல மறை அப்போ இந்த கார் நான் அங்கே நிறுத்தி வச்சிருக்கேன் ரைட் அந்த கார் நிற்க வச்சிருக்கேன் ஆவியானவர் இங்கே இருக்கிற என்ன நான் அப்போ கரண்ட்லாம் கட்டு ஆவியான மிக தெளிவாக சொல்கிறார் போய் அந்த கார் எடுத்துட்டு எடுத்து ஒரு முறை சொல்கிறார் நான் அது கேட்கல திருப்பி படுக்கிறேன் திருப்பி ஆவியான சொல் போ ஆ அப்பயும் கேட்கல மூன்றாவது முறை ஆண்டு சொல்கிறாரு அப்பயும் நான் கேட்கல ஆனால் அதுக்கு பிறகு எனக்கு உடனே போய் எதுவும் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இருட்டில் சாவி எடுத்துகிட்டு போயிட்டு நான் கார் எடுத்துட்டு பக்கத்தில் நான் போய் நிறுத்துகிறேன் நான் போய் எடுத்துட்டு நான் வந்து அடுத்த நாள் பார்க்குறேன் அந்த மேலே அந்த நிற்க வச்ச அந்த இடத்துல அந்த போர்டு அந்த இடத்துல அந்த நைட்டு கரெக்டாக கீழே விழுந்து அது ஒரு பெரிய சேதம் உண்டாயிருக்கும் ஆனால் ஆவியானவர் சரியான நேரத்தில் நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார் காரியங்களை வெளிப்படுத்துகிறது பரிசுத்தால் இவ்வளவு பெரிய காரியம் அவருக்குள் என்ன இருக்கிறது அவருக்குள் ஆவின் வரங்கள் இருக்கிறது அவருக்குள் ஆவின் கனிகள் இருக்குது அவருக்குள் ஆவின் வல்லமை இருக்கிறது அவருக்குள் ஆவின் பலன் இருக்கிறது ஆனால் இவரை நாம் என்ன பண்றோம் கண்டு இருக்கிறோம் என் வாலிப இதில் நான் பரிசுத்தாவிய நான் பெற்ற பிறகு அந் ஒரு ஒரு ஒரு முறை நான் அவரை குறித்து ஒரு தரிசனம் பார்த்தேன் என் பக்கத்தில் ஒருவர் அழுது அழுது கொண்டிருக்கிறதை நான் பார்த்தேன் ஆனால் அவர் இயேசு அல்ல என்னால் தெரியுது அது it's not Jesus but someone is weeping பயங்கரமா துக்கித்து அழுகிற ஒருவரை பார்க்கிறேன் நான் அப்படிதான் கேட்கிறேன் அப்படிதான் வசனங்களில் ஆண்டவர் எடுத்து காட்டுறார் ஆவியானவருக்கு துக்கப்படுகிற ஒரு காரியமும் உண்டு ஏன்னா is a person is a personality இந்த உலகம் அவரை காணவில்லை இந்த உலகம் அவரை கேட்கவும் விரும்பவில்லை இந்த உலகம் இறுதியத்தில் உணரவும் விரும்பவில்லை அதனால தான் அவருடைய கண்கள் தேவன் ஆயத்தம் பண்ணினவர்களுக்கு மறைக்கப்பட்டதாக இருக்கிறது அலலுயா ஆனால் இந்த ஆவியை பெற்ற நமக்கு ஆண்டவர் இந்த ஆவியை நமக்கு இலவசமாக தந்தார் இன்னைக்கு நிறைய பேர் ஞானிகள் கூட பேசுறது பார்த்தீங்கன்னா they're speaking about the mind they're speaking about the body but they are, they are leaving the spirit. The spirit part is very, very important. ஆனால் இந்த உலகத்தில் மிகவும் சொற்பமானவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆவியை பற்றிதான ஒரு மிக தெளிவான ஞானமும் அறிவும் உண்டாயிருக்கிறது அவைகளில் அந்த கூட்டத்தில் கத்த நம்மை வைத்திருக்கிறதுனால எல்லாரும் ஆண்டுக்கு நன்றியாக இருக்க வேண்டும் Yes, given this marvelous Holy Spirit. I want to tell you how important this Holy Spirit is. நமக்கு ஒரு அடாப்ட் அல்லது நமக்கு பிடிக்காத ஒரு இடத்துல நம்ம நம்மளால் இருக்க முடியுமா நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க சைதாப்பட் வழியாக அந்த கூவம் மாறு வரும் பொழுது என்ன பண்ணுறீங்க யாராக இருந்தாலும் வி ஆர் க்ளோசிங் ரைட் நம்மளால் ஏன்னா நமக்கு அது பழக்கம் இல்லை பட் அங்கே வாழ்கிறவங்களுக்கு அது பழகிடுச்சு அதே போல பரிசுத்தாவி இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார் இந்த பூமிக்கு அவர் அனுப்பப்பட்டிருக்கார் இந்த பூமி எப்படிப்பட்டது பாவங்களால் நிறைந்திருக்கிறது அசுத்தங்களினால பல பலவிதமான வெறுப்பினால மாய்மானத்தினால் நிறைந்திருக்க இந்த உலகத்துல பரிசுத்தாவியினர் வாசம் செய்யும்படி அனுப்பப்பட்டார் அவருக்கு ஏற்ற இடமா இது அவருக்கு ஏற்ற இடமா அப்போ அவர் எப்படி வாழ்வார் இந்த உலக உலகத்துல இப்போ பரிசுத்தான இந்த பூமியில அசைவாடி கொண்ட எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறீங்களா ஆனா அவன் எப்படி வாழ்றாரு அப்போ எப்படி வாழ்றாரு கம்ஃபர்டபுளா வாழ்றாரா தினந்தோடும் வேதனைகளோடும் கண்ணீரோடும் கவலையோடும் வேத துக்கத்தோடும் கூட இருக்கிற பரிசுத்தான் காரணம் என்னன்னா அவரோட மிஷன் அவர் ப்ரிப்பேர் பண்றதுக்காக அனுப்பப்பட்டார் மனவாட்டி சபையை மனவாட்டியாக முடியாது இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை உருவாக்கும்படியாக அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியானர் தன்னுடைய வேலையை முடிக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு அவர் வெளியே போக முடியாது ஆனால் இந்த உலகம் வாழ்வதற்கான அவர் வாழ்வதற்கான இடமும் கிடையாது ஆனால் அவர் வாழ்ந்துதான் இருந்துதான் அப்ப எவ்வளவு பெரிய காரியம் அது மட்டும் இல்ல இதுல அவரை அறியாதவர்கள் அவரை கிண்டலும் கேலியும் செய்கிற நிறைய காரியத்தை பார்க்கணும் நான் என் வாலிப வயதில் இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் இவரை பற்றி அப்புறம் பெண்டிகாஸ்டல் மூமெண்ட்லாம் அதிகமாக இருந்ததுனால ஒரு சுவரட்டியில் எழுதிச்சுன்னா ஆவியில் இட்லி வேகுமா பரிசுத்த ஆவியில் இட்லி வேகுமா இப்படியெல்லாம் சுவரொட்டி போட்டாங்க ஆனால் என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே அதனால தான் ஏசு கிறிஸ்து இந்த பரிசுத்தாவியனை குறித்து சொல்லினார் இந்த பரிசுத்தாவியனர் குறித்து தூஷணமாய் பேசுகிறவர்களுக்கு இம்மையிலும் மன்னிப்பு கிடையாது மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது காரணம் என்ன தெரியுமா இந்த ரெண்டாயிரம் வருஷமா மனிதனுக்காக போராடி உழைத்து துக்கித்து அழுது புலம்பி விரும்பாத இடத்துல இருந்து அவர் உருவாக்குற வேலையை அவர் இருக்காங்க ஆனால் அவரையும் அவர்கள் எல்லாரும் நம்ம என்ன பண்றோம் அசட்டை பண்றோம் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு ஆனால் நம்ம அவரை விரும்புறதில்லை அவர் நம்ம நமக்கு ரிவீல் பண்ணுவார் அவர்கிட்ட நம்ம கேட்கறது இல்லை அவர் நம்மகிட்ட பேச விரும்பும் பொழுது நம்ம அவர் கவனிக்க விரும்புகிறது இல்லை இப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்கு ஈவாக அருளப்பட்டிருக்கிறார் Come on, how many of you filled with this thing? Come on, can you give a big hand to the Lord? இப்போ நம்ம எல்லாரும் நம்ம என்ன பண்ண போறோம்னா செலிப்ரேஷன் ஒரு one minute or thirty seconds தான் நம்ம இது பண்ண முடியும் டைம் கிடையாது thirty seconds you're all going to close your eyes நம்ம எல்லாரும் கண்ணில் முடி ஆண்டவரே நீர் எனக்கு உம்முடைய ஆவியை தந்தபடினால நமக்கு நன்றி என்று சொல்ல போகிறோம் ரைட் இதில் நிறைய ரகசியம் இருக்குது ஒரு ரட்சிப்பில் இந்த ஆவியை என்ன செய்கிறது என்பதெல்லாம் நம் வருங்காலத்தில் படிப்போம் எல்லாரும் கண்ணில் மூடி thirty second just tell thank you God for giving the spirit thirty seconds ஆண்டவரே இந்த ஆவியை நீர் எனக்கு தந்தபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லி ஜஸ்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவருக்கு இந்த நன்றிகளை சொல்லுங்க thank you Lord thank you thank you Shall we all celebrate this Holy Spirit? Come on. Amen. Second important things that I want to நம்முடைய நமக்கு அது அருளப்பட்டிருக்குது ஆனால் உலகத்தினுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது அல்லது அவர்கள் பார்க்கக்கூடாத காரியம் ஒரு மகா காரியத்தை இன்னைக்கு நாம் கொண்டாட போகிறோம் என்ன தெரியுமா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது Amen. Are you there with me? I you not sure that your sins are forgiven நம்முடைய கிரியைகளின் படி அல்ல நம்முடைய நீதியின் படி அல்ல இயேசு கிறிஸ்து நமக்கு மறித்ததினாலே அவர் நம்முடைய இடத்தை பிடித்ததினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் come on every one come on every one celebrate the forgiveness in Jesus Christ இந்த உலகம் அது அறியவில்லை இந்த உலகம் I, I'm recently listening to so many things because I'm preparing for சத்தியம் சத்தியம் சத்தியமே என்ற ஒரு ப்ரோக்ராமுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் நம் பல ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் சிலர் அவர்கள் பிலீவ் பண்ணுற காரியங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு சில நண்பர்கள் வந்து அவர்கள் வைத்திருக்க காரியங்களை ஆதாரம் இல்லாத காரியங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப எனக்கு அது கேள்விக்குறியாகும் அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் அதோட பேஸ் நான் பார்க்கும் பொழுது அதோட காரியம் என்ன தெரியுமா they didn't receive the forgiveness of sins அல்லது மன்னிப்பு என்பதை அவர்களுக்கு மறைக்கப்பட்டது ஒன்றாக இருக்கிறது அவர்கள் இன்னும் அதை அறியாததுனால அந்த மன்னிப்பை அவர்களால் பார்க்க முடியாமல் இருக்கிறது கேட்க முடியாமல் இருக்கிறது ஒரு அருமையான சகோதரன் சொல்லுவேன் இந்த தப்பு செய்தனா இந்த இதில் அடுத்த ஜென்மத்தில் நீ இப்படி பிறக்க போற அடுத்த ஜென்மம் நான் உடனே கேட்டேன் அடுத்த ஜென்மத்தில் நீ இப்படி பிறக்கணும்னா உங்கள் வீட்டில் எலி வந்து அடிக்க மாட்டீங்களா வி கேப்சர் ரோடன் சுடத்தை ஊற்றி கொள்ளு வெளியே போடுறோம் அப்போ you are killing somebody else then I was puzzled அப்போ அந்த கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு ஆன்சர் இல்லை ஏன் அவர்கள் அடிப்படையில் நம்முடைய கிரியைகளினால நாம பரிசுத்தமாக்கப்படுறோம் நம்முடைய கிரியைகள் நாம் நீதிமான்களாக்கப்படும் நடக்கிறோம் அது உலக ஞானம் நம்முடைய தேவ ஞானம் என்பது நீ நீதிமானாக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து என்று மறித்ததுனால அல்லல்லுயா அவர் நம்முடைய பாவங்களை சுமந்ததுனால அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்ததுனால நாம் நீதிமன்றாக்கப்பட்டிருக்கிறோம் நீங்க லூக்காவின் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்தில் போன வாரத்தை நம்ம பார்த்தோம் அந்த இயேசுவின் பாதத்தை என்ன பண்ணனா பரிமள தலித்து ஊற்றி ஒரு பாவமான பெண்மணி அவள் தன் தலைமயிரினால துடைக்கும் பொழுது எல்லாரும் பார்த்து சொல்றாங்க ஏசு கிறிஸ்துவ இவர் என்ன பரிசுத்தமானா இவர் தீர்க்கதரிசியா தன்னை தொடுகிறது யார் என்று கூட அறிந்திரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களுக்கு பதில் சொல்றார் முடிவில் ஒரு காரியத்தை சொல்கிறார் மகளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டு வாசிங்க பார்க்கலாம் நாற்பத்தெட்டு எட்டு பாருங்க ஒன்பது பாருங்கிறது என்ன இதுதான் கண்கள் காணவில்லை காதுகள் கேட்கவில்லை அவருடைய இருதயத்தில் உணரவில்லை அவங்க பாவத்தை மன்னிக்கிறது ஆனால் இயேசு சொல்றாரு ஆஹ் பாவங்களை மன்னிக்கிறவன் இவன் யார் என்று கொண்டார்கள் நோக்கி உன் விசுவாசம் உன்னை சமாதானத்தோட போ என்றார் உன் விசுவாசம் உன்னை சமாதானத்தோட போ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் அலலுயா அலலுயா இந்த உலகம் அந்த பா அந்த மன்னிப்பையும் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் பக்கத்தில் விருந்துக்கு அழைச்ச ஏசு கிறிஸ்து இந்த ஸ்திரீயோட பாவத்தை மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது அவங்களால விசுவாசிக்க முடியாது காரணம் என்ன அவங்க பிடிச்சது அவங்க மதத்தை பிடித்துக் கொண்டார்கள் அவருடைய மத ஞானத்தையும் உலக ஞானத்தையும் உலகத்தின் ஆவியில இருந்ததுனால அவருடைய கண்கள் காணவில்லை காதுகள் கேட்கவில்லை அவருடைய இருதயத்துல உணரவில்லை ஆனால் அந்த ஸ்திரீக்கோ பாவப்பட்ட ஸ்திரீக்கோ இந்த உலகம் திருட்டி கொண்டு வந்த அந்த ஸ்திரீக்கோ இந்த உலகம் நீ குற்றவாளி என்று சொன்ன அந்த ஸ்திரீயோ இயேசுவை யார் என்று அறிந்ததுனால அவ பாதத்தை தொட்டு முத்தம் செய்ததுனால அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது இயேசு சொன்னார் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது shall we take thirty seconds now we are going to celebrate the second thing என்னது என் பாவங்கள் இயேசுவால் மன்னிக்கப்பட்டது தைரியமாக சொல்லுங்க நீங்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது ஏனென்றால் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் வீட்டுக்கு போய் நீங்கள் வாசித்து கொள்ளுங்க இலவசமாய் இயேசு கிறிஸ்துவுள்ள அந்த நீதினாலே அல்ல மீட்பினாலே நாம் என்னவாக மாற்றப்படுகிறோம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம் நம்முடைய கர்ம வினையினால் அல்ல நம்முடைய பாவ வினைகளினால் அல்ல நம்முடைய நீதியின் வினைகளினால் அல்ல நாம் செய்கிற புண்ணியங்களினால் அல்ல ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஏசு கிறிஸ்துவின் நீதியினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார் அலலுயா நம்ம எல்லாரும் கண்ணில் மூடி thirty seconds take thirty seconds boldly confess நீங்கள் கண்ணில் மூடி என் பாவங்கள் மன்னிக்க எல்லாரும் நல்ல வாயில் திறந்து சொல்லிட்டே இருங்க within yourself thirty seconds take thirty seconds என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது Amen. Shall we all celebrate the forgiveness of God? Amen. Amen. மூன்றாவதாக மிக மிக ஒரு அற்புதமான ஒரு காரியம் இந்த தேவன் மனிதனுக்குள் வாசம் செய்கிறத பார்க்க முடியுதா பார்க்க முடியுதா பார்க்க முடியுதா ம் ஒன்று குறிந்த மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிங்க இந்த தேவன் தேவாதி தேவன் வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியும் இருக்கிற இவ்வளோ மகாபிரிய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் சொல்லுகிறாரு என்ன சொல்றாரு நீங்கள் தேவனுடைய ஆவி கமான் தேவனுடைய ஆவி உங்களில் வாசம் யாருக்குள்ள யாருக்குள்ள வாசம் பண்றாரு தேவாதி தேவன் நாம அதனாலதான் நாம வந்து இந்த உலகத்தின் பொருட்களிலோ ஒரு வடிவங்களிலோ நாம் தேவனை பார்க்கறதுக்கல்ல ஏன்னா நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் அவர் எங்க வாசம் பண்ணுகிறார் உங்களுக்குள்ள அந்த தைரியம் இல்லை பத்தியா உங்களுக்கு அந்த கொண்டாட்டத்தினுடைய இது இல்லை இப்போ உங்களுக்குள்ள நீங்கள் விரும்புகிறவர் உங்களோட கூட இருந்தீங்கன்னா நீங்கள் இப்படி சொல்வீங்களா நீங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்க உங்களோட மாமா உங்களோட ஊர்லேருந்து வருகிறார் ஊர்லேருந்து வருகிறார் உங்களோட கூட இருக்க நீங்கள் எப்படி இருப்பீங்க அமைதியாக இருப்பீங்களா you will be celebrating here is a God who tells I am living in you நான் உங்களில் வாசமாக இருக்கிறேன் யாராவது பார்த்துருக்காங்களா கேட்டிருக்காங்களா அவர் உங்களுக்குள்ளே பேசுகிறது கேட்டிருக்காங்களா what a great thing he says தேவண்ட ஆவி உங்களில் வாசமாக உங்களில் என்னவா இருக்கிறது வாசமா இருக்கு அப்ப நீங்க எங்கெங்க போறீங்களோ அங்கெல்லாம் யார் இருக்கா உங்களோட கூட தேவனுடைய ஆவி தேவன் எனக்குள் இருக்கிறார் எங்க போனாலும் எங்க போனாலும் ஸ்கூல் போனாலும் இங்கேயும் who is there God Jesus is there office போனாலும் ஜீசஸ் இஸ் தேர் நீங்கள் சமையலில் வேலை செய்துட்டு இருந்தாலும் யார் இருக்கா உங்களுக்குள்ள இயேசு இருக்கா ரோட்டில் நடக்கிறீங்க ஏசு உங்களுக்குள்ள இருக்கிற விளையாட போறீங்க ஏசு உங்களோடு கூட இருக்கிறார் இந்த உணர்வு நமக்கு இல்லாதனால தான் இது வந்து உலகம் பார்க்கவும் முடியல நம்மவும் அப்படியே ட்ரை பண்ணுறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கோட்டு விட்டுறோம் அவரை ஐ டெல் யூ நான் அபிஷேகம் பெற்ற பொழுது எனக்கு இருந்த மிகப்பெரிய நண்பன் எனக்குள் வாசம் செய்த பரிசுத்தாவியானவர் தான் எனக்கு அப்போ யாருமே நண்பர்கள் கிடையாது என்னங்க ஏகப்பட்ட நண்பர்கள் இருந்தாங்க என்ன இன்ஃபேக்ட் நான் போனால் ஸ்கூலில் வந்து I use to take first ரேங்க்னால எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு தானாக வருவாங்க அதுக்கு ரீசன் நிறைய இருக்குது எக்ஸாமில் நான் உங்களுக்கு காட்டணும் அந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்ததால ஐ ஹேட் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் பரிசுத்தாவியை என் வாலிப வயதில் பதினாலரை வயது இருக்கும் பொழுது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன் அப்போ என்னுடைய என் கூட இருந்த ஒரே ட்ரூ ஃப்ரெண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அன்இஸ்பிரட் alleluia this one spirit Because I can truly tell, I never felt in my life I was lonely. இன்றைக்கும் நான் தனித்திருக்க நான் ரொம்ப அதிகமாக விரும்புகிறேன் காரணம் என்ன we have a God who is residing with us. You cannot be lonely. இன்னைக்கு உலகத்தில் தனிமை என்பது மிகவும் ஒரு பெரிய கொடுமை கொடுமையான ஒரு வியாதியாக இருக்கிறது அல்லது ஒரு சில பிள்ளைங்களால தனியாக இருக்க முடியாது பயம் வந்துடும் ஷிவரிங் வந்துடும் நடுக்கம் வந்துடும் காரணம் என்ன they feel alone but நமக்கோ ஆவியானவர் உள்ள வாசம் இருந்தால we never felt we are alone we are there with a great god hallelujah wherever you are going there is a god with you come on everyone shall you all say தேவன் எனக்குள் வாசமா இருக்கும் எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவன் எனக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ் எடுத்துப்போமா எல்லாம் கண்ணில் முடியுது எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க தேவன் எனக்குள் வாசம் எல்லாரும் நீங்க சொல்லுங்க அறிக்கை பண்ணிட்டே இருங்க this great God is with me நான் செய்கிற எந்த நேரத்திலும் நான் போகிற எல்லா காரியத்திலும் எல்லா இடத்திலும் இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம் என்னோடு கூட எனக்குள் இருக்கிறார் நல்ல தைரியமா விசுவாசத்தோடு சொல்லுங்க you you confess you see the thing all the people those who are hearing me oh confess this great god is with you he is your friend he is a guide he is a counselor he is a revealer he is a gentle guide he is with you almighty hallelujah come on everyone celebrate எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் என்னை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே வாலிப செல்வங்களே இதுவரைக்கும் நம்ம மூன்று மாபெரும் காரியத்தை குறித்து இந்த உலகம் பார்க்காத அல்லது கேட்காத உணராத காரியத்தை நம்ம பார்த்தோம் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம் முதலாவது பரிசு தாவியை தேவன் நமக்கு கொடுத்தார் அவருடைய ஆவியை அனுப்பினது அந்த ரகசியம் ரெண்டாவது மன்னிக்கப்பட் மன்னிப்பு பாவம் மன்னிப்பு மூன்றாவது தேவன் நமக்குள் வாசம் செய்ய நான்காவது நான் சொல்லி இந்த செய்தி முடிக்க விரும்புகிறேன் நான்காவது மிகப்பெரிய காரியம் இந்த உலகத்துக்கும் நமக்கும் இருக்கிற காரியம் என்னவென்றால் நம் வாசிக்கிறோம் எபேசியர் வாசிக்கப்படுகிற ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல என்ன சொல்கிறது எபேசியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அதனால தான் நாம் மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல அல்லது மதத்திலும் ட்ரெடிஷனலையும் அல்லது சடங்காச்சாரங்களையும் பின்பற்றுகிற கூட்டம் அல்ல நாம் மார்க்கத்தின்படி அல்லது ஆவியின்படி வாழுகிற ஒரு கூட்டமாக இருக்கிறோம் ஆ வாசிங்க பார்க்கலாம் எபேசியா ரெண்டாம் ஆ கிருமையினாலே விசுவாசத்தை கொண்டு பட்டிகள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய இது உங்களால் உண்டானதல்ல this is not by you this is not by us இது யாருடைய ஈவு ஈவு பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த ரட்சிப்ப யாருன்னா பார்த்துருக்காங்களா ரட்சிக்கப்பட்டிருக்கு யார் சர்டிபிகேட் கொடுக்குறா anybody else you have a certificate for இதுதான் இன்னைக்கு நான் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு ஒரு ஃபிலாசபிக்கல் தாட்டை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் when I was meditating on this thing மனுஷனுக்கு கண்களில் தோன்றதும் காதுகள் கேட்கிறதும் இறுதித்து உணரக்கூடிய காரியங்களை எது கொடுக்குறோமோ அது எல்லாமே இந்த பிசாசன டூப்ளிகேஷனையும் இம்பர்சனேஷனையும் அதில் மாய்மாலத்தையும் அதனுடைய டூப்ளிகேட் வேர்ஷன்ஸை உருவாக்குறதை நம்ம பார்த்துடலாம் அதனால தான் பாருங்க ரட்சிப்பில் டூப்ளிகேஷன் இருக்கவே முடியாது ஆனால் ஞானஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா துருபதேசங்கள் நிறைய உண்டாகி இருக்குது காரணம் என்னன்னா தன்னை அதை பார்த்து ஒரு செய்யக்கூடிய சடங்காச்சாரமாக மாற்றிட்டாங்க I you understanding only if I understanding this thing right I was really thrilled ஆனால் ரட்சிப்பு என்பது இயேசுவை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்கிற அது காரணம் என்னவென்றால் மறித்த நம்முடைய ஆவியை அவருடைய ஆவியினால் உயிர்ப்பிக்கும் பொழுது நாம் கிருவையினால் ரட்சிக்கப்படுகிறோம் இது உங்களால் உண்டானதில்லை இது யாருடைய ஈவு தேவனுடைய ஈவாக இருக்கிறது நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறவர்கள் எல்லாரும் கொண்டாடுவோமாக நம்ம எல்லாரும் உலகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் அதுதான் இந்த உலகத்தில் இருக்கும் நமக்கும் வித்தியாசம் அதுதான் நாம் கிருவினாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்படும் மற்ற எந்த காரியத்தையும் இல்லை இவைகளில் பார்க்க முடியுமா நீங்கள் எந்த அளவுக்கு கிருபை பெற்றீங்க யாராவது சர்டிஃபை பண்ண முடியுமா நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குன்னு சர்டிஃபை பண்ணுமா no God only sees your God gives the grace seeing your faith and he saves alleluia இது எல்லாமே இன்விசிபிளான காரியம் ஆனால் ஆண்டவர் தம்முடைய நேசிக்கிறவர்களுக்காக ஆயத்தம் பண்ணின மிகப்பெரிய டூல் இது அல்லையா மிகப்பெரிய பொக்கிஷம் இது மிகப்பெரிய ஆயுதம் இது என்னை கேட்கிறவர்களே இந்த நேரத்தில் நான் மறுபடியும் இந்த சாட்சியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய பாட்டியை குறித்து நான் உங்களுக்கு ஏற்கனவே இல்லை நான் எவ்விதமாக நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தோம் என்பதை அல்லது ஆண்டோடத்தில் வந்தோம் என்பதை குறித்து நான் உங்களிடத்தில் சொல்லி இந்த செய்தி முடிக்க விரும்புகிறேன் என் பாட்டியின் பெயர் அதாவது எங்கள் அம்மாவுடைய அம்மாவின் பெயர் சௌபாக்கியம் அவர்கள் தேவனை அறிவதற்கு முன்பாக இதெல்லாம் ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்பாக நடந்த காரியம் அவர்கள் தேவனை அறியாத காலத்தில் அவர்களுடைய வழிபாட்டில் மிகவும் பக்தி உள்ளவர்களாக இன்ஃபேக்ட் அவங்களுக்குள்ள குறி சொல்கிற காரியங்கள்லாம் இருந்ததாக சொல்லப்படுகிறார் அவ்வளோ பக்தியும் அவர்கள் உண்மையும் உள்ள அந்த நிலவத்தில் இருக்கும் பொழுது என்ற தாத்தா அதிகமாக குடிக்கிறவராக தினந்தோறும் அந்த குடித்து வீட்டில் அடித்து நொறுக்கி சமைச்சு வச்சிருந்ததெல்லாம் கவிழ்த்து போட்டு பிள்ளைகளை அடித்து நொறுக்கி இவங்களை சில நேரத்தில் வீட்டை விட்டு அனுப்பி ஆனால் காலையில் பார்த்தா இவர்களுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு அப்படிப்பட்ட ஒரு அப்பாவி மனுஷனை நீங்கள் பார்க்கவே முடியாது போல இருப்பாராம் நைட் இப்படி பண்ணீங்க நானா பண்ணேன் நானா நானான்னு கேட்பாரான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களோட உள்ள முடஞ்சு இடம் மறுபடியும் அவங்கள அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவீடுகளை செய்துடணும் ஆனால் ஒரு நாள் அவர்களுக்கு வாழ்க்கை வெறுத்து விட்டது ஏன்னா அப்போலாம் உங்களுக்கு நாலு நேரம் இருந்தால் ஒரு குடும்பத்தை ரன் பண்ணிடலாம் அப்படி தானே சிஸ்டர் உங்களுக்குலாம் தெரியும்ல எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தானேங்க ஐயா நாலு நேரம் இருந்தால் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணிடலாம் இப்போல்லாம் நாள் பார்த்துருக்கியா ஒரு ரூபா கொடுத்தாலே அப்படி தூக்கி போட்டு போவாங்க ரைட் அப்போ அந்த நாலு நாக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருந்திருக்கு அந்த அது ஆனால் அது பெருத்து கொள்ள கஷ்டம் அதன் மத்தியில் அவங்க கஷ்டப்பட்டு செய்கிற காரியங்களை இந்த வந்து இவ இப்படி பண்ணுறாங்களே வாழ்க்கை அவ்வளோதான் போல இருக்கு நமக்கு தான் வாழ்க்கைன்னு நினச்சி ஒரு நாள் தன் வாழ்க்கையை முடித்து கொள்ள அவர்கள் தீர்மானம் பண்ணார் ஒரு நாள் யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் தன்னுடைய பிள்ளைகளை அவங்களுக்கு மொத்தம் ஆறு பிள்ளைகள் ஆறு பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஊர்கேணி பெரிய கிணறு இருக்குமே இந்த ராணிப்பேட்டை வேலூர் பக்கத்தில் பெரிய கிணறுல ஒரு காலையில் அதிகாலையில் இருட்டோடு அவங்க போயிட்டாங்க எல்லாம் கூட்டிகிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க இனி என்னோட வாழ்க்கை கிடையாது எனக்கு வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு மனுஷனோடு கூட எப்படி வாழ முடியும் என்று நம்பிக்கை எழுந்ததுனால அவர்கள் போகிறாங்க போயிட்டு அந்த கிணத்துல அவர்கள் அந்த பிள்ளைகளை சுற்றிலும் நிற்க வைக்கிறாங்க அப்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து ரெண்டு வயசு எங்கள் அம்மாவுக்கு அடுத்த ஆன்டிக்கு வந்து ஆறு மாதம் குழந்தையும் அந்த குழந்தைய எங்கள் பாட்டி எப்படி கட்டி வச்சுருக்காங்களே அப்படி அவனோட மடியில் கட்டி வச்சுருக்காங்க மட்டி வச்சுட்டு ஒவ்வொரு பிள்ளைகளை இவங்க தள்ளிவிட்டு இவங்க குதிக்கணுன்றது அவங்களோட பிளான் ஆனால் இவங்களுக்கு மனசு வரல பெற்ற வயிறு அது இடம் கொடுக்கல என்ன பண்ணுறாங்க அப்போ எங்களோட பெரியமாக்கு இந்த கை குழந்தைய கையில் கொடுத்து நீ குதிக்கும் பொழுது இதோட கூட சேர்ந்து குதிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் நான் குதிப்பேன் என்னை பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் குதிச்சிருங்க ஒருத்தர் ஒருத்தரா என்று சொல்லி அவர்கள் செய்திருக்காங்க நான் சொல்வது கட்டு கதை அல்ல சினிமா கதை அல்ல இல்லை இதை வைத்து நம்ம கண்டிப்பாக ஒரு சினிமா அழகான ஒரு மீடியா ஃபிலிம் எடுக்கலாம் ஆனால் இது உண்மையிலே நடந்ததான ஒரு காரியம் அவர்கள் நெஞ்சு கல்லாக்கி கொண்டு அவர்கள் கிணத்துல குதிச்சிட்டாங்க குதிச்ச உடனே மேலே கீழே போயிட்டு வர்றாங்க பிள்ளைங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியல எங்கள் பெரியமாக்கு அப்போ பதினாலு வயசுன்றாங்க எல்லாம் ஓன் அழ ஆரம்பிச்சிருக்காங்க ஓன் அழ ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னு தெரியல இவங்க உள்ளே போயிட்டு வராங்க எல்லாம் ஓன் அழுகிறாங்க அந்த நேரத்தில் பாருங்க அந்த இருட்டோட கூட ஒரு மனிதன் சைக்கிளில் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார் தூரத்தில் அந்த வயல்வெளியில் போயிட்டு இருக்கும் பொழுது பிள்ளைகளோட அழுகை சத்தம் கேட்கறது எங்கேருந்து வருது இவ்வளோ பிள்ளைகள் ஏன் அழுகுறாங்க அது எப்படி இந்த காலையில் அதுவும் இருட்டோடல வருதுன்னு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையினுடைய அழுகை சத்தத்துக்கு நேராக இவர் சைக்கிள் ஓட்டுறாராம் வரும் பொழுது பார்த்தோன்னா தண்ணி தளம்புது அப்போ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிந்து பாருங்க அவர் உற்றார் கிடையாது உறவினர் கிடையாது அவருக்கு எப்படிப்பட்டவன்னு கூட தெரியாது அவர் வே எங்கேயோ போகிறவரை அவர் வந்திருக்காரு பார்த்தா உள்ள ஒரு அம்மா முழுகிட்டு இருக்காங்க இவர் அப்படியே சைக்கிளை கீழே போட்டுட்டு வேட்டி அப்படியே தண்ணியில் குதிச்சு ஒரு வார்த்தை கூட கேட்கல அவர் போய் அந்த எவ்வளோ பெரிய கிணறு அதெல்லாம் சாதாரணமாக இருக்க முடியாது ரைட் அதில் போய் அவர்கள் தலைமையில் பிடிச்சி அவர்களுக்கு வெளியே கொண்டு வந்து அவர்கள் கரையில் இருக்கும்பொழுது மூச்சு பேச்சு இல்லை தண்ணியில் நிறைய குடிச்சிட்டாங்க அவங்க அழு அழுத்து பார்க்குறாங்க இன்னும் வரல சைக்கிளை உட்கார வச்சுட்டு அப்படியே பிள்ளைகளோடு கூட தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள் அப்போது கூட்டிகிட்டு போகும்பொழுது ரெண்டு மணி நேரம் கழித்து இந்த பாட்டி கண்ணை திறந்தாங்களாம் நான் எங்கே இருக்கிறேன் எங்கே இருக்கேன் அவங்க மறிச்சிட்டாங்கன்னு நினச்சாங்க மறிச்சிட்டு பார்த்தா எல்லாம் உலகம் இருக்கிற மாதிரி இருக்குது நான் எங்கே இருக்கிறேன்னு கேட்குறேன் அம்மா நீங்கள் எங்கிட்ட வீட்டில் தான் இருக்கீங்க இப்படிலாம் நடந்ததுமா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கேட்டாங்க என்னை ஏன் காப்பாற்றினீங்க என்னை ஏன் நீங்கள் காப்பாற்றினீங்க என்னை விட்டுருக்கலாமே நானே அப்படியே மறிச்சிருப்பேனே என்று சொல்லியிருக்காங்க அப்போ சொன்னாங்களா அட அம்மா நீங்கள் இப்போ மறிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே போயிருப்பீங்கன்னு தெரியாது ஆனால் உங்களுக்கு உங்களுக்காக மறித்த ஒரு தேவன் உண்டு உங்களை விடுவிக்கிற ஒரு தேவன் உண்டு உங்களை ரட்சிக்கிற ஒரு தேவன் உண்டு ஏசு கிறிஸ்து உங்களுக்காக மறித்தார் உங்கள் பாவங்களை மன்னிக்கவும் உங்களை விடுவிக்கவும் உங்களை ரட்சிக்கவும் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார்மா என்று முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிமுகம் செய்து வைத்தார் அன்றைக்கு அப்போ அவங்க கேட்டிருக்காங்க இதுவரைக்கும் இயேசுனா யாருன்னு கேள்விப்பட்டதில்லை நான் வந்து கூழ் வாத்திருக்கேன் நான் நான் என்னோட வழிபாடுகளை நான் உண்மையாக இருந்திருக்கேன் ஆனால் இந்த இயேசு என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று கேட்கும் பொழுது அப்படி முதல் முறையாக அவர்களுக்கு ஜெபிக்கிறாங்க அந்த ஜெபிக்கிற அந்த நாளில் முதல் முறையாக இயேசு கிறிஸ்து அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் அவர்களுக்குள் இயேசு வாசம் செய்ய வந்தார் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினார்கள் அலல்லோயா அலல்லோயா திருவையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு இது உங்களால் உண்டானதல்ல அன்றைக்கு அந்த குரலை மனிதன் அனுப்பி பிள்ளையை அனுப்பி இந்த கொடுத்தார் அதனால இன்றைக்கு சந்ததிகளாக இன்றைக்கு நான்காவது மூன்றாவது சந்ததியா நான்காவது சந்ததி இன்றைக்கு கூட அதுவும் அவர் ஊழியக்காரனா அவருக்கு சேவை செய்கிற வேலைக்காரனாக எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பது இந்த உலகம் கண்களால் பார்க்க முடியாதது காதுகளால் அவர்கள் உணர முடியாது இருதயத்திலால் உணர முடியாததை தேவன் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் கொடுத்திருக்கார் காரணம் என்ன வி லவ் காட் அல்லா தேவனில் நென்சிக்கிறவர்களுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு அதனால தான் என்னை கேட்கிற அருமையான தோழர்களே நண்பர்களே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருக்கலாம் நீங்கள் சொல்லலாம் நான் இந்த மதத்தை சார்ந்தவன் நான் இந்த எண்ணத்தை சார்ந்தவன் நான் இப்படிப்பட்டவன் நீங்கள் உண்மையிலே உங்களை உண்டாக்கினவர் யார் கடவுள் நம்பிக்கையிலும் கடவுளை தேடுக உண்மையான காரியம் இருக்கும் என்றால் நிச்சயமாக இந்த ரட்சிப்பு உங்களை தேடி வரும் alleluia you will find Jesus அவரை நேசிக்கிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவர்களை அவர் விளங்க செய்கிறவராக இருக்கிறார் எல்லாரும் கொண்டாடினீங்களா இப்ப நான்காவது கொண்டாட்டத்துக்கு கொண்டாட ரெடியா இருக்கீங்களா என்ன கொண்டாட்டம் நான் நான் நான் என்ன நீங்க என்ன நான் ரச்சிக்கப்பட்டிருக்கிறேன் எத்தனை பேர் நீங்கள் உங்களால் சொல்ல முடியும் I am save by Jesus Christ alleluia நம்ம எல்லாருக்கும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் எடுத்து வைப்போமா தேர்ட்டி செகண்ட்ஸ் எடுத்து எல்லாரும் சேர்ந்து சொல்வோம் நான் ஏஸ் நான் ரட்சிக்கப்பட்டேன் எல்லாம் தைரியமாக வாயில திறந்து இவைகளை எல்லாற்றையும் நீங்கள் தைரியமாக வாயில திறந்து சொல்லணும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஏசுவால் ரட்சி இது என்னோட என்னோட இது உன்னால தேவனுடைய ஈவு இது it's a gift of God It's a gift of God. How many of you celebrating that gift? Come on, everyone, celebrate. இந்த உலகத்தில் இயேசுவை நேசித்து பிரபலம் இல்லாமல் மறுக்கிறதை காட்டிலும் அல்லது இந்த உலகத்தை நேசித்து ஹீரோவாக இருக்கிறது அதை காட்டிலும் இயேசுவை நேசித்து சாதாரணமாய் வாழ்ந்து மடிவது சால சிறந்ததாக இருக்கிறது அல்ல ஒரு சின்ன கதையோடு கூட நான் முடித்து நாம் இந்த செலிப்ரேஷனை முடிக்க போகிறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே டைட்டானிக் படத்தையும் பார்த்துருப்பீர்கள் கதை கேட்டிருப்பீங்க இல்லை நீங்கள் படித்திருப்பீங்க நியூஸ் பேப்பரில் டைட்டானிக்குடைய ரியல் ஹீரோ யார் தெரியுமா உங்களுக்கு டைட்டானிக்கினுடைய ஹீரோ வித்யா மூவியில் கேட்டால் அவங்க தைரியமாக சொல்கிறாங்க எஸ் அது real hero but real hero யார் தெரியுமா நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க நீங்கள் ஃபிலிமில் பார்க்குற அது ரியல் ஹீரோ ரியல் ஹீரோ அவருடைய லைஃப் பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் ஜான் ஆர்பர் என்று சொல்லுகிறதான ஒரு பாஸ்டர் ஒரு பேப்டிஸ்ட் மினிஸ்டர் ஒரு மிஷினரி பயணம் செய்திருக்கிறார் அவருடைய ஆறு வயது பெண் பிள்ளையும் இன்னொரு கொஞ்சம் வய வயதான ஒரு இன்னொரு பிள்ளையும் அவர்களுடைய நீஸ் அவங்க அவங்க மூன்று பேரோடு கூட அவர்கள் அந்த கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்லா கவனிங்க கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கப்பல் தான் டைட்டானிக் அது ஐஸ்பர்கில் உடைந்த பிறகு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கப்பல் முழுக ஆரம்பித்தது முதல் லைஃப் போட்லேயே இந்த ஆறு வயது பிள்ளையையும் இந்த இன்னொரு பெண் பெண்ணையும் லைஃப் போட்டில் ஏற்றி அனுப்பிட்டாரு இவர் வரீங்களான்னு கேட்கும் பொழுது no I want to stay in boat அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர்கள் இரண்டு பேரும் இன்றும் உயிரோடு இருப்பதாக சொல்கிறார்கள் இவர் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கார் இவருடைய காரணம் என்னவென்றால் இவருடைய இருதயம் இந்த நேரத்தில் நான் இயேசுவின் அன்பை அறியாதவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவருடைய தீர்மானத்தில் அவர் அங்கேயே தங்கிட்டார் அவருக்கு லைஃப் போட் வந்தும் அவர் போக விரும்பல தன்னுடைய பிள்ளையும் தன்னுடைய நீசையும் மட்டும் அனுப்பிவிட்டு அவர் அந்த போட்ல இருந்தார் கண் அவர் கண்ணில் பார்த்த ஒவ்வொருத்தரும் இயேசுவை அன்பை இயேசுவின் அன்பை அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு ஜெபித்து கொண்டே இருந்தார் கடைசியில் மூழ்கிட்டே இருக்கிறது அவர் எல்லாரும் ஏத்துட்டு இருக்காங்க கடைசியில் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் அந்த உடஞ்ச பீஸ்ல கப்பலில் மிதக்கி அந்த கடல்ல அந்த ஃப்ரீசிங் கோல்ல மிதக்கிட்டு இருக்காங்க அந்த மிதக்கின அத்தனை பேர்களுக்கும் கிட்டத்தட்ட அது எனக்கு எக்ஸாக்ட் கவுண்ட் இல்லை பட் நூற்றுக்கணக்கான ஒவ்வொருத்தருடைய காதுகளில் அவர்கள் வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்தில் இருக்கும் பொழுது இவர் ஒவ்வொருத்தருடைய காதுகளில் போய் நீந்து போய் cold water it's not ordinary thing cold water இவர் தன்னுடைய உயிரை துச்சமாக வச்ச ஒவ்வொருத்தருடைய காதுகளில் போய் இயேசு உன் பாவங்களை மன்னித்தார் இயேசுவை ஏற்றுக்கொள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள் அவருடைய அன்பை விசுவாசி என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்காக ஜெபித்து கடைசி இவர் அந்த க கடல்ல குளிர்ல அந்த ஐஸாக மாறி இவரும் மடைந்து போனதாக சொல்ற That is the true love of God. Amen. That love has no boundaries. It will make you to do enormous things. உங்களால் முடியாததை உங்களுடைய லிமிட்டேஷன் தாண்டி செய்ய வைக்கிறது தான் இந்த தேவனில் நேசிக்கிற காரியம் now you understand who is the real hero ஆனால் இந்த உலகம் அவரை கொண்டாடுவதற்கு அல்ல <laughs> ஏன்னா இந்த உலகம் இந்த தேவ காரியத்தை அறிய முடியாது கண்களால் காண முடியாது கேட்க முடியாது உணர முடியாது இவருக்கு யாரும் பைசா கொடுக்கல இவருக்கு யாரும் அதுக்கு வெகுமதியும் கொடுக்கல அவார்டும் கொடுக்கல but the award is the love of Jesus ஹalleluya for the love he has conquered in this world கடைசியாக நான் முடிக்க விரும்புகிறேன் என்ன சொல்ல முடிகிறேன்னா இந்த அன்பை ருசி பார்த்தவர்கள் இந்த பூமியில் சாதாரணமாக இருக்க வாய்ப்பே இல்லை இன்னும் அடுத்த வாரத்தில் இன்னும் அநேக கொண்டாட்டங்களோடு கூட தேவன் நமக்கு ஆயத்தம் அனுப்பி வைத்திருக்கிறதை நாம் கொண்டாட போகிறோம்